அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் bank Nifty future one minute chart பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஜூலை டுவெண்ட்டி செவன் இப்போ டைம் வந்து ஒரு நைன் ஃபிஃப்டி டூ ஆகுது நமக்கு மார்க்கெட் தொடர்ந்து அப்போசைட் மூவ்மெண்ட் கொடுத்ததில் பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ அதனால் க்ரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இன்றைக்கி மார்க்கெட்னுடைய ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய டவுன் ட்ரெண்ட் செல் ட்ரெண்டுடைய கண்டினியூஷனாக ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போச்சு ப்ரீவியஸ் டே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் போல் ஒரு ஒன் ஓ கிளாக் மார்க்கெட்டுக்கு அப்புறம் செல் கால் ஜெனரேட் ஆச்சு அப்போலேருந்தே அந்த டவுன் சைட் மொமெண்டமில் போயிட்டே இருந்தது ஒரு ஃப்ளாட் ட்ரேட் ஒரு ஒன் ஹவர் கழித்து டவுன் சைடு இறங்கி த்ரீ ஓ கிளாக் மேலெல்லாம் நல்லா கீழே மார்க்கெட் போச்சு இன்றைக்கி ஓப்பனிங் அதில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இன்றைக்கி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஒரு நைன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பைக்காலாம் வந்து சேஞ்ச் ஆகுது நமக்கு பைக்கால் கிடச்சது கரெக்டாக thirty six four hundred range கிட்டக்க கிடச்சிருக்கு எப்பயும் மார்க்கெட் வந்து ஒரு ரவுண்டான ரேஞ்ச் கிட்டக்க கால் கிடச்சிச்சின்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்னே சொல்லலாம் ஏன்னா மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு போகும்போதெல்லாம் செல் பண்ணி டவுன் சைட் தள்ளுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஒரு கைடன்ஸாக இருந்து ஹெல்ப் பண்ணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி அதாவது நீங்கள் இப்போ சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பீங்க இப்போ ட்ரெண்ட் மாறுது இந்த சார்ட்னுடைய பிரேக் அவுட் படி எதுவும் ட்ரெண்ட் மாறுச்சு அப்படின்னா நமக்கு உடனே எப்படி இன்டிமேட் பண்ணோம்னா கேண்டில்னுடைய கலரை சேஞ்ச் பண்ணும் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீடியோ ஓப்பனிங்கில் நீங்கள் பைக்கால் பார்த்துருப்பீங்க ஸோ கேண்டில் கலர் க்ரீன் கலராக மாற்றிடுச்சு அடுத்து என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் மேலே இருக்க green colour line first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் இந்த மாதிரி உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எவ்ரிடே அதுவே கேன்ஸ்டிக் பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை நீங்கள் ஒரு ஹெல்பிங் டூலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் என்ட்ரி பாயிண்ட் ரொம்ப கிளியராக ஃபஸ்ட் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் தான் buy at thirty six thousand three ninety seven ஒரு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ பாயிண்ட் டவுனில் இருக்குது இதான் உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் ஃப்யூச்சர் ட்ரேடர்ஸ் இதுக்கு கம்மியாக இருந்தால் ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்க வேண்டியதான் என்ட்ரி பாயிண்ட் கீழே தான் ட்ரேடிங் போகுது ஆப்ஷன் ட்ரேடர் கால் ஆப்ஷன் எடுத்து பை பண்ணிக்கலாம் அடுத்து ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப் ட்ரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு காமனாக டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸிட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட் டாரட் தான் thirty six four eighty eight ஒரு நைன்ட்டி ஒன் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இதில் எக்ஸிட் ஆயிருங்க இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன் என்னுடைய கான்செப்ட் படி இன்னும் நல்லா போகும்னு நினைக்கிறவங்க செகண்ட் டார்கெட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இதில் கால் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் உங்கள் வெட்டிங்கன்னா ஒரு டென் டென் ஆகுது பைக்கால் ஜென்ரேட் ஆனது ஃபஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃப்ளாட் ட்ரேடாக போச்சு மார்க்கெட்டால் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரடை டச் பண்ணி முடிஞ்சே தவிர அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே வர முடியல after ten o'clock market ஸ்ட்ராங்கான ஒரு momentum thirty six four twenty four forty four சிக்ஸ்டின்னு கண்டினியூஸ் பிரேக் அவுட் அதுக்கப்புறம் இப்போ டென் டெனுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் டாரட்டே பிரேக் அவுட் கொடுத்து தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் நைன்ட்டி மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஜென்ரேட் ஆன ஃப்யூச்சரில் வந்து ஒரு கால் மொமெண்டம் கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட் ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் கால் வந்தால் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்க்குறக்கு இருக்கும் ஆப்ஷன் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி எயிட்டில் பை கால் வந்திருக்கு இது ஒரு இந்த money option thirty six thousand call option four seventy எயிட்டில் வந்த பை கால் இப்போ ஃபைவ் சிக்ஸ்டி ரேஞ்ச் கிட்டக்க ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூல் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ